நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை தானியல் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தப்புவிக்கிற தேவன் அதுவும் தம்முடைய ஜனங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்து போட்டவர் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்கள் பார்வோனால் பட்ட வேதனை கத்தர் ஒருவர் தான் அறிந்திருந்தார் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் இடுகிற கூக்குரல் என் சமூகத்திலே வந்து எட்டி சென்று சொல்லி தம்முடைய ஜனத்தை பார்வோனுடைய கையிலிருந்து தப்புவித்து அவர்களை விடுவித்த கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன செய்ய என்ற ஒரு திக்கச்ச ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவராகி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே ஷாத்ராக் நேஷாக் ஆபித்னேக என்கிற இந்த தேவ மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி காரணம் என்ன அவர்கள் அக்கினி ஜுவாலையிலே போடுவதற்கு ஆயத்தப்படு ஆயத்தமாக இருந்தார்கள் ஆனால் ராஜாவுடைய கட்டளை சில காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறான் ராஜா அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே தான் வழக்கமாக எரிகிற அக்னி ஜுவாலைகளை ஏழு மடங்கு சூடாக்கி அவர்களை போடும்படியாக அவன் நினைத்தான் அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ராஜாவுக்கு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று தேவனுடைய பிள்ளைகளை அந்த வார்த்தையின்படி தம்முடைய தாசர்களை தேவன் அந்த ராஜாவின் கையிலிருந்தும் அக்கினி ஜுவாலையிலிருந்தும் அவர்களை தப்புவித்தார் அக்கினி ஜுவாலையில் போடப்பட்டாலும் அக்கினியினுடைய மனமோ அக்கினியினுடைய தன்மை அவர்கள் மீது ஒன்றும் கூட இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார் அவர்களை தப்புவித்தார் கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன் எப்படி அவர்களை தப்புவித்தார் எதனால் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் அதுவே நாம் அந்த அதிகாரம் முழுவதை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் ஆராதிப்பதில்லை நிமிர்த்தின பொருட்களை நாங்கள் வணங்குவதும் இல்லை சேவிப்பதும் இல்லை என்று சொல்லி நாம் ஆராதிக்கிற தேவனை உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார் என் நாமத்தை வேறு ஒருவனுக்கும் என் துதியை நான் விக்கிரகத்துக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் அவருக்கு மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள் இருந்தது இரண்டாவதாக அவருடைய பாருங்கள் இரண்டாவதாக அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் நாங்கள் ஆராதிக்கிறீர்கள் தேவனைகளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தப்புவிக்க போனாலும் நீ நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்குவதும் இல்லை அவர்களிடத்துல இருந்தது ஒரு நம்பிக்கை இருந்தது தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தனுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் நம்முடைய பிரச்சனையை விட தேவன் பெரியவர் காற்றும் கடலும் இறையாத அமைதலாயிரு என்று சொல்லும் பொழுது அது அமைதலாக இருந்தது தேவனுடைய பிள்ளைகளை பிரச்சனைகளை போராட்டத்தை கண்டு நீ சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீ நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கிப்பார் அன்றைக்கு சாத்ரா மேஷா காபித் நேகோவை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை தப்புவித்து உன்னை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் கிருபையும் இறக்கமும் நிறைந்ததான் எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் நீர் எங்களை தப்புவிக்கிற தேவன் என்ன பிரச்சனைகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் இன்றைக்கு இவர்களை தப்புவித்து நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுக்குள் காணப்பட வேண்டியது மெய் தெய்வமாகிய உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உம்மீது எங்களுடைய நம்பிக்கை இன்னும் எங்களுடைய ஆண்டவரே அதிகம் அதிகமாக நாம் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தை நாங்கள் கீழ்ப்பிடித்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தப்புவிக்கப்பட்ட கர்த்தனைகளுக்கு கிருபை செய்தோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே பிரைஸ் காட் பிரஸ் யூ